ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்றும் நிலவட்டமாக வெல்கம் டு ரொம்ப ஈஸி நான் உங்கள் முகமது ரியாஸ் இதுக்கு முன்னாடி ஃபேர் யூஸ் பாலிசின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்தா பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன் யூஎஸ் லா பிரகாரம் ஃபேர் யூஸ் பாலிசி எதுக்கு யூஸ் பண்ணான்னு சொன்னால் ரிசர்ச்சுக்காக ஆராய்ச்சிக்காக எஜுகேஷனுக்காக கற்றுக் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா நியூஸ் செய்திகளில் இது பண்ணுறக்காக இந்த மாதிரி விஷயங்களில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஎஸ் லா பிரகாரம் அனுமதி இருக்குதுங்க அந்த வீடியோவிலே கீழே வந்து நிறைய சகோதரிகள் வந்து என்னுடைய குக்கிங் சேனலில் போடுறதுக்கு நோ காப்பிரைட் மியூசிக்ஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேட்டாங்க சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்திட்டு கடைசியாக வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் நான் no copyright royalty free இதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் நோ காப்பி ரைட் அப்படிங்கிறதுல பப்ளிக் டொமைன் ஒன்று இருக்குது கிரியேட்டிவ் காமன்ஸ் ஒன்று இருக்குதுங்க பப்ளிக் டொமைன்ஸ் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நைன்டீன் ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸில் இருந்த இசையமைப்பாளர்கள் இல்லைன்னா டைரக்டர்ஸுடைய படைப்புகள் அப்போல்லாம் காப்பிரைட் சட்டமே இல்லை எண்பதுக்கு அப்புறம் தான் காப்பிரைட் சட்டம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்த படைப்புகள் எல்லாம் வந்து பப்ளிக் டொமைனில் வந்துடும் அதை பயன்படுத்துறதுனால யாரும் வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க ஆனால் கிரியேட்டிவ் காமன்ஸை பொறுத்த வரையும் கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படிங்கிற அந்த இது உள்ள நிறைய உட்பிரிவுகள் இருக்குது கிரியேட்டிவ் காமன்ஸில் ஒரு உரிமையாளர் அதுக்கு எப்படி ரைட்ஸ் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது நிறைய உட்பிரிவு இருக்குது நீங்கள் ஒருத்தருடைய கிரியேட்டிவ் காமன்ஸை உங்களுடைய வீடியோவில் இதில் சே யூடியூப் வீடியோஸ்லாம் சேர்த்துறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தக்க கிரெடிட் கொடுக்கணும் இன்னாருடைய வீடியோவை ஆடியோவை நான் என்னுடைய யூடியூப் வீடியோவில் பயன்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து உங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணணும் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடணும் உங்கள் வீடியோவில் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் இது ஒரு முக்கியமான ஒரு மறக்காமல் நீங்கள் அப்படி தான் செய்யணும் அப்புறம் கிரியேட்டிவ் காமன்ஸ்லேயே அந்த உரிமையாளர் அதை வந்து உங்கள் சொந்த யூஸ்க்கு பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் யூஸ்க்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பிரிவுகள் இருக்குது பர்சனல் யூஸுக்குன்னு சொல்லி கொடுத்த ரைட்ஸை வந்து நீங்கள் கமர்ஷியலாக மானிட்டைஸ் ஆகிற மாதிரி இருக்கிற வீடியோவில் நீங்கள் பயன்படுத்த முடியாது நீங்கள் மானிட்டைஸ் பண்ணாத வீடியோக்கள்லாம் நோ நோ ரேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கமர்ஷியலாக அதில் பணம் ஏர்னிங் பண்ணுறீங்க ரெவன்யூ வருது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த காப்பிரைட் ஓனர் கூட நீங்கள் ரெவன்யூ ஷேரிங் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி யூடியூப் அல்காரிதம் சிஸ்டமே வந்து சொல்லும் இது கா இது வந்து கமர்ஷியல் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அவருக்கு வந்து ஷேரிங் கொடுங்க இல்லைன்னா உங்கள் வீடியோவை டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடும் நோ காப்பிரைட்டு இதை பொறுத்த வரையும் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் எப்போ வேணாலும் அது அந்த நோ காப்பிரைட் உரிமையாளர் கிரியேட்டிவ் காமன்ஸ் போட்டுக்கு உரிமையாளர் எப்போ வேணாலும் தன்னுடைய அந்த ஃப்ரீயாக கொடுத்துருக்கிற வாபஸ் வாங்கிட்டு அதை வந்து ப்ரீமியமாக மாற்றிக்க முடியும் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து நோ காப்பி ரேட்டில் இருக்குது நீங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்பீங்க நாளைக்கு பெரிய சேனல் ஆயிடுச்சு நம்ம பார்த்தோம் minute minute mystery million subscribers அதை பற்றியெல்லாம் இல்லைங்க சட்டம் தம் கடமையை செய்யும் நீங்கள் இன்னைக்கு காப்பிரைட் ஆனதுக்கு நீங்கள் ஒன்றா ரெவன்யூ ஷேரிங் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்கள் வீடியோவை டவுன் பண்ணிடுங்க டெலிட் பண்ணிடுங்கன்னு சொல்லி தான் அதுதான் நடக்கும் நாளைக்கு ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக நோ காப்பி ரேட்டோடைய ஓனர்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்குங்க மக்களே ஃப்ரீயாக கொடுக்குற எதுவுமே வந்து எங்கேயுமே இலவசம் இல்லைங்க ஷட்டர் ஸ்டாக் டாட் காம் அப்படின்னு சொல்லி premium video clips movie movie audio clips music clips எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி ஒரு பத்து இருபது வெப்சைட் போட்டு வச்சுருக்குறாங்க ஆள் பிடிக்கிறதுக்கு அங்கே வந்து ஃப்ரீன்னு சொல்லி மொக்கையான ஒரு மியூசிக்கை மொக்கையான இமேஜஸை ரொம்ப வந்து மாடல்ஸ் சப்பையான மாடல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த வெப்சைட்டில் ஃப்ரீன்னு காமிச்சிருப்பாங்க அதை போய் ஃப்ரீ ஃப்ரீன்னு மக்களெல்லாம் போய் பார்த்துட்டு இதோட நல்ல பட்டாசு கலப்புற மாதிரி மியூசிக் வேணும் அப்படின்னு தேடுறாங்க நல்ல சூப்பர் ஹை குவாலிட்டி இமேஜஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எங்கள் சட்டர் டாட் காம்க்கு வாங்க அங்கே பணம் கட்டி வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு வரக்கு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற ஒரு பிஸ்னஸ் தந்திரம் ட்ரீம்ஸ் டைம்ஸு இவங்களாம் Freepik Freepik Pexels நல்லா வச்சுருக்கிறாங்க இந்த ட்ரோன் கேமரா வீடியோஸ் எல்லாம் போடுறோம் ஃப்ரீயாக எடுத்துக்கங்கன்னு சொல்லி அதில் போட்டிருப்பாங்க டவுன்லோட் பண்ணுற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும் இது வந்து ஆறு மாதத்துக்கு தான் ஃப்ரீ ஆறு மாதத்துக்கு அப்புறம் இது ப்ரீமியம் கண்டென்ட் ஆக்கிடுவோம் பட்டாசு கலப்புற மாதிரி த்ரீ டியில் அப்புறம் ட்ரோன் வீடியோஸு இது மாதிரிலாம் போட்டிருப்பாங்க நம்ம அதெல்லாம் ஃப்ரீ கொடுத்துருக்குறாங்க வந்து க்ரியேட்டிவ் காமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோவில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி யூஸ் பண்ணிடுவோம் நாளைக்கு அதை வந்து ப்ரீமியம் பண்ணிவிட்டு உங்கள் ரெவென்யூவில் ஷேரிங் கேட்பாங்க இல்லைன்னா உங்கள் சேனல் டவுன் பண்ணிடுவாங்க இதை இது விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் யூடியூப் சம்பந்தமான எல்லா விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்னுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் நோ காப்பி ரேட்டும் ராயல்டி ஃப்ரீ அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒன்று கிடையாதுங்க ராயல்டி ஃப்ரீன்னு இருக்குன்னு நினச்சிட்டு ராயல்டி ஃப்ரீ மியூசிக் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க ராயல்டி ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் என்னன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் பெய்டு பெய்ட் பே பண்ணி வாங்கிக்கணும் lifetime payment one time payment அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மியூசிக்கை எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு உண்டான உங்கள் வர்ற நீங்கள் வந்து நீங்கள் யூடியூப் வீடியோஸில் ஃபேஸ்புக்லேயோ இல்லை வந்து கேசட்ஸாக சீடியாக போட்டு விற்றுக்கலாம் என்ன வேணாலும் நீங்கள் வந்து தேட்டர்ஸில் வந்து நீங்கள் மூவியில் வந்து போட்டு டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ரெவன்யூ ஷேரிங்லாம் கேட்க மாட்டாங்க இதுதான் ராயல்ட்டி ஃப்ரீ நிறைய பேர் ராயல்ட்டி ஃப்ரீ அப்படின்னா நோ காப்பி ரைட்னு நினச்சிக்கிறாங்க நோ காப்பி ரைட்டும் டேஞ்சரானது என்றைக்கு வேணாலும் அவங்க வந்து கிரியேட்டிவ் காமன்ஸுங்கிற அந்த இதை வந்து திரும்ப வாங்கிட்டு ப்ரீமியமாக பண்ணிக்கிறதுக்கு இருக்குது இதுக்கெல்லாம் அப்போ என்னதான் ஒரு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு அப்படின்னா சொல்யூஷன் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த மியூசிக்கு பே பண்ணுறத பிரச்சனை இல்லை ஒரு ஐநூறு ஒவ்வொரு மியூசிக் வந்து ஐநூறு ஆயிரம் அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி இந்த மாதிரி நிறையா விலைகளில் விற்கிது ப்ரீமியம் கண்டென்ட் ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக்ஸை பே பண்ணி ஒன் டைம் பேமெண்ட்டாக லைஃப் டைமாக பணத்தை கட்டி வீடியோஸ் சில மியூசிக்ஸை வாங்கி வச்சுக்குங்க வேறு வேறு ஒரு ஒரு பண்டல் நிறையா வாங்கி சேர்த்திக்கிங்க அதை வந்து உங்களுடைய வேறு வேறு வீடியோஸ்லாம் மாற்றி மாற்றி அந்த யூ அந்த அந்த மியூசிக்ஸை யூஸ் பண்ணிக்கிறனால நாளைக்கு நீங்கள் எதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை யாருக்கும் கிரெடிட் கொடுக்க வேண்டியதில்லை வீடியோவில் இன்னாரோட இதுன்னு சொல்லி கிரெடிட் கொடுக்க வேண்டியதில்லை நாளைக்கு காப்பிரைட் கிளைமோ கண்டென்ட் ஐடி கிளைமோ எந்த பிரச்சனையும் வராது ராயல்டி ஃப்ரீ மியூசிக்ஸாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ மியூசிக்ஸு இந்த இதெல்லாம் கேட்டாங்க ரொம்ப பெட்டர் என்ன யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருக்கிற மியூசிக்ஸ் சவுண்ட் கிளிப்ஸையும் டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிறது தான் சால சிறந்தது அது இல்லாமல் சவுண்ட் கிளவுட் டாட் காம் அப்படின்னு சொல்லி அவங்க வெப்சைட்டும் இருக்குது கூகுள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ஆப்பாகவும் போட்டு வச்சிருக்காங்க நோ காப்பி ரைட் மியூசிக்ஸ் இருக்குது ஆனால் ஜாக்கிரதைங்க எப்போ வேணாலும் அது காப்பி ரைட் ஆயிரும் அந்த ஓனர் மாற்றிட்டான்னு சொன்னால் நமக்கு உங்களும் பிரச்சனை வரும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் தெளிவாக படித்து பார்த்து டவுன்லோட் பண்ணுங்கள் ஃபியூ ஃப்ரீ மியூசிக் அர்ச்சீவ் அதே மாதிரி premium beat free music mix kit இந்த மாதிரி நிறையா பத்து வெப்சைட்டுக்கு அதிகமாக நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு சேனலையும் உள்ளே போய் பாருங்கள் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன கிரியேட்டிவ் காமனில் அவங்க எந்த உட்பிரிவில் அவங்க கொடுத்துருக்குறாங்க பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா லைஃப் லாங் அவங்க வந்து காப்பிரைட் கொடுப்பாங்களா இல்லை திடீர்னு ப்ரீமியம் மாற்றிக்குவாங்களா இதெல்லாம் தெளிவாக படித்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மியூசிக்ஸை உங்கள் வீடியோவில் யூஸ் பண்ணுங்கள் ராயல்டி ஃப்ரீ மியூசிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னோடனே இந்த மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் வாட்டுக்கு ஒரு சீடி இரநூறுவாய்க்கு வாங்கி ஏதாவது ஒரு படத்தோட சீடியோ இல்லை ஒரு இளையராஜாவோட நத்திங் பட் வீண்ட ஆல்பமோ இல்லை ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு ஆல்பமோ வாங்கிட்டு அதில் இருக்கிற வீடியோ மியூசிக்ஸை இரநூறுவா காசு கொடுத்து தான் நான் வாங்கியிருக்கேன் ஒரு சீடி அது ராயல்டி ஃப்ரீ மியூசிக் கிடையாதுங்க சோனி மியூசிக்கு டி சீரீஸு ஹங்காமா சரிகமா டிப்ஸு இந்த மாதிரி மூவிஸில் வர்ற இது இருக்குல்லங்க அந்த சிடி கேசட்டை வாங்கிட்டு வாத்தி கம்மிங் அப்படின்னு சொல்லி விஜயோட படத்தோட அந்த அனிருத்தோட மியூசிக் அனிருத் மியூசிக் தான் நினைக்கிறேன் அதை நீங்கள் பயன்படுத்த முடியாது அது ராயல்டி ஃப்ரீ கிடையாது நீங்கள் ராயல்டி ஃப்ரீயாக போடுறக்கலாம் நீங்கள் கேட்டுக்கிறக்காக காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களே தவிர அதை உங்கள் படைப்புகளில் ரீயூஸ் பண்ணுறக்கு அனுமதி இல்லை ராயல்டி ஃப்ரீனா ராயல்டி ஃப்ரீ ஒரிஜினல் ராயல்டி ஃப்ரீயை பர்ச்சேஸ் பண்ணி அதைத்தான் யூஸ் பண்ண முடியும் இதை பற்றி காப்பிரைட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி யூடியூப் வந்து நீங்கள் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் சின்ன வீடியோ இருக்குது உங்களுக்கு ஒரு பாடம் இருக்கிறாங்க பரிச்சையும் வச்சுருக்கிறாங்க பரிச்சை எழுதி பாஸ் பண்ணுங்கள் உங்களுடைய சந்த படைப்புகளை ராயல்டி ஃப்ரீ காப்பிரைட்டை பற்றி அதை பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் அதை போய் பாருங்கள் இந்த இது மாதிரி இன்னும் என்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த வீடியோ பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்